வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமகன் நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் பாடம் இரண்டு ஏற்கனவே பாடம் ஒன்றில் நம்ம என்ன பார்த்தோம்னா கிரகங்கள்னா என்ன ஜோதிடம்னா என்ன நட்சத்திரங்கள்னா என்ன இதை ஏன் நம்ம படிக்கிறோம் இதனால் என்ன பயன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அதை பார்க்காதவங்க முதல்ல போய் அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும் அதில் என்னென்னா நான் உங்களை என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னு நல்லா தெரியும் அதை இப்போ பண்ணி முடிச்சிங்கன்னா தாராளமாக இந்த இரண்டாம் படம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு புரிதாக ஜோதிடம் கற்று கற்றுக்கொள்பவர்களும் தெரிந்து கொள்கிற மாதிரி இல்லை அவங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களே கற்றுக்கிற மாதிரி தான் நம்ம நம்ம இந்த காணொலியை நம்ம கொண்டுட்டு போகிறோம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொண்டு போகிறேன் ஒரு தடவை புரியலனாலும் இரண்டு தடவை பாருங்க மூணாவது தடவை கமெண்ட் பண்ணுங்கள் அப்பயும் புரியலனா நாலாவது தடவை வாட்ஸ்அப்பில் வாங்க அப்பையும் புரியலனா எனக்கு அஞ்சாவது தடவை கால் பண்ணுங்கள் சரிங்களா இது கூட கண்டிப்பாக உங்களுக்கு புரிய புரிய வச்சிட முடியும் இதற்கு தேவை உங்களிடமோட ஒரு ஒரு ஆர்வம் முயற்சி இந்த இரண்டு மட்டுமே போதும் சரிங்களா போன படத்தில் நம்ம என்ன பார்த்தோம் கிரகங்களை பற்றி பார்த்தோம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது அதை வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லாம் பயணிக்குது அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தேன் இப்போ சென்னைன்னு ஒரு ஊர் இருக்குது கோயம்பேடுன்னு ஒரு இடம் இருக்குது கிர சரிங்களா கோயம்பேடுங்கிற இடத்துல உங்கள் வீடு இருக்குது சரிங்களா உங்கள் வீட்டில் உங்கள் கோயம்பு அதாவது உங்கள் வீடு இருக்குது உங்கள் வீடு எந்த திருள் இருக்குது நம்ம துல்லியம் துல்லியம்னு போகிறோம் இல்லையா கிரகங்கள் இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரங்கள் எந்த தொகுதி கூட இருக்குது இப்போ அஸ்வினிங்கிற ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கும் இல்லையா அஸ்வினி பரணி கார்த்திகை எல்லாம் ஒரு நட்சத்திர கூட்டங்கள் இந்த நட்சத்திர கூட்டங்கள் ஒரு இடத்துல இருக்கும் அந்த ராசி கட்டத்தில் இருக்கும் இந்த ராசி கட்டத்தை விட்டு அந்த நட்சத்திர கூட்டம் வெளியே போகாது பனிரெண்டு ராசிகள்ங்க அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதை நீங்கள் மனநம் செய்ய வேண்டும் இந்த ஆர்டரில் மனநம் செய்யணும் சரிங்களா இதுதான் ராசி கட்டம் இந்த ராசி கட்டத்துக்குள்ளார தான் நட்சத்திரங்கள் பயணிக்கும் சரிங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்னு சொல்லணும் இல்லையா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா அப்படி பண்ணலைன்னா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணுங்கள் இப்போ இந்த இருபத்தி இந்த பன்னிரெண்டு பாக்ஸ் இருக்கும் எல்லா ஜோதிடர்களும் இதை வச்சு தாங்க பலனே சொல்கிறாங்க நான் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இதுக்குள்ளே போட்டுடலாமா ஆனால் இதுக்குள்ளார போடணும்னா ஒரு ரூல் இருக்குது இந்த மேஷத்தில் இவ்வளோ நட்சத்திரம் தான் இருக்கணும் ரிஷபத்தில் இவ்வளோ நட்சத்திரம் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது அந்த ரூலுக்குள்ளார இருக்கிற கிரகங்கள் மட்டும்தான் சரியாக பொருண்டும் அதாவது நட்சத்திரங்கள் தான் பயணிக்க முடியும் உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம்னு சொல்லிட்டேன் இல்லையா இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நாலு பாதம் இருக்குது சரிங்களா உங்கள் ஒரு ரூம் உங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ரூமில் தங்குவீங்க உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கும் அதில் தான் எப்பயுமே தங்குவீங்க அதே மாதிரி தான் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் மூணாம் பதமாக இருக்கலாம் இரண்டாம் பதமாக இருக்கலாம் ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் மட்டுமே இருக்குது அதாவது ஒன்று இரண்டு மூணு நாலு இந்த அஞ்சு ஆறுலாம் கிடையாது ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் சரிங்களா அப் ஒரு இப்போனா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படின்னா எத்தனை பாதங்க நூற்றி எட்டு பாதங்கள் இருக்குது மொத்தமாக நூற்றி எட்டு பாதங்களுக்கு இந்த நூற்றி எட்டு பாதங்களையும் இந்த பன்னிரெண்டு ராசி கட்டங்களுக்குள்ளார போடணுங்க எப்படி போடுவீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து மேசத்தில் வந்து மொத்தம் பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்குது பன்னிரெண்டில் நூற்றி எட்டு அப்படின்னா நூற்றி எட்டு டிவைடட் பை பன்னிரெண்டு அப்படின்னா என்னன்னு பாருங்கள் ஒன்பதுன்னு வரும் அப்படின்னா ஒரு ராசி கட்டத்துக்கு ஒம்பது ஒம்பதாக போட்டுவாங்க மொதல் பாக்ஸில் ஒம்பது அடுத்த பாக்ஸில் ஒம்பது பாதம் இப்படி ஒம்பது பாதமாக பன்னிரெண்டு கட்டத்தில் போட்டிங்கன்னா நூற்றி எட்டு பாதங்கள் வந்துடும் இது எப்படிங்க போடுறது இப்போ வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டே வருவீங்க ஒவ்வொன்றா புரிகிற மாதிரி தெளிவாக நான் போ போட்டிருப்பேன் சரிங்களா அதாவது அஸ்வினி இப்போ மேஷ ராசி இருக்குது இந்த மேஷ ராசியில் வந்துட்டு நான் ஒன்பது பாதத்தை போடணும் அது இல்லாமல் என்ன சொல்லுங்கள் ஒரு ராசிக்கு நாலு நட்சத்திரம் தான் நாலு பாதம் தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் தான் சொல்லியிருக்கேன் இப்போ முதல் நட்சத்திரம் என்ன நீங்கள் படிச்சிருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து என்ன போடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னா நாலு பாதம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இருக்கட்டும் அடுத்து என்ன பா அடுத்து ரெண்டாம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம் நாலு பாதமா நாலு போடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் தான் மேசத்தில் நீங்கள் போடுவீங்க ஏன் நீங்கள் பாருங்களேன் அஸ்வினியில் நாலு பாதம் இருக்குது பரணியில் நாலு பாதம் இருக்குது எட்டு பாதம் வந்துருச்சா ஒரு ராசி கட்டத்துக்கு எத்தனை பாதம் இருக்குன்னு சொன்னேன் ஒம்பது பாதம் தான் இருக்கணும்னு சொன்னேன் அப்போனா மீதி எத்தனை போட முடியும் ஒன் டூ த்ரீ ஃபோரில் ஒன்று மட்டும்தான் நீங்கள் போட முடியும் சரிங்க மீதி டூ த்ரீ ஃபோரில் எங்கெங்கே போடுவீங்க அப்படின்னா அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும் கார்த்திகை ஒன்றாம் பாதமும் இங்கேயும் ரிஷபம் இருக்கு இல்லையா ரிஷபத்தில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு போட்டுருவீங்க இப்போ புரியுறாங்க சரிங்க இப்போ கா கார்த்திகைக்கு அடுத்து என்ன நட்சத்திரம் ரோகிணி ரோகிணியில் எத்தனை பாதவங்க இருக்குன்னா நாலு நாலு நாலு நட்சத்திரம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு போட்டிங்களா அப்படின்னா இப்போ ரோகிணிக்கு அடுத்த நட்சத்திரம் என்னங்க மிருகசீரிசம் இப்போ இந்த ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்துக்குள்ளார ஒன்பது பாதம் இருக்குன்னு சொன்னேன் ரோகிணிக்கு நாலு பாதம் போட்டுட்டிங்க மேலே இருக்கிற கார்த்திகையத்துக்கு மூணு பாதம் போட்டுட்டிங்க அப்போ நான் நாலு ப்ளஸ் மூணு எவ்வளோங்க ஏழு ஏழு பாதம் இருக்குது மீதி எத்தனை போடலாம் இங்கே ரெண்டு பாதம் போடலாம் போடலாமா மிருக சீரீஸம் எவ்வளோ ஒன்று இரண்டு அப்போனா மிருக சீரீஸம் மூணு நாலு எங்கே வரும் அப்போனா மிருனத்துக்கு போகும் இப்படி தாங்க இந்த கால்குலேஷன் தான் ஒரு கட்டத்துக்கு ஒன்பது பாதம் இருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்கும் இந்த கணக்கு வச்சு தான் அஸ்வினி முதல் ரேவதி வரை மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நட்சத்திரங்கள் பயணிக்கும் இவ்வளோதான் இதில் இதன் மேலே இந்த ராசியின் மேலேயும் நட்சத்திரங்களின் மேலேயும் இந்த பாதங்கள் இந்த நட்சத்திர பாதம் சொல்லி இதன் மேலேயும் கிரகங்கள் பயணிக்கும் மேஷத்து மேலே குரு இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு கணக்கு அந்த மேஷத்தில் அஸ்வினியில் குரு இருக்கிறதுன்னு ஒரு கணக்கு இந்த அஸ்வினியில் மூணாம் பாதத்தில் குரு இருக்கிற இன்னொரு கணக்கு அதாவது துல்லியத்தின் மேலே இன்னொரு துல்லியம் எவ்வளோ துல்லியமாக சொல்கிறீங்க இருக்கு இல்லையா அதுதாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இப்போ வீடியோவில் வந்துட்டுருக்கோம் லைனாக இப்போ வந்துட்டுருக்கோம் இப்போ மேஷத்துக்கு எத்தனை நட்சத்திரங்கள் ரிஷபத்துக்கு மிருணத்தும் கடகம் சிம்மம் கன்னி துலாம் பிரிச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சரிங்களா உங்களுக்கு இப்போ வந்துட்டு கேட்ட இரண்டாம் பாதம் கேட்ட இரண்டாம் பாதம்னா என்றைக்குமே அண்ட கிரகங்கள் அதாவது விருச்சகத்தில் தான் இருக்கும் அப்படின்னு இது எல்லாமே நம்ம போக போக நம்ம விளக்குறேன் அது தெளிவாக இருக்கும் முதல்ல இந்த கணக்கு புரியுதா இதை மனநம் செஞ்சுக்குங்க இதை உட்காந்து எழுதி பாருங்கள் தினமும் இந்த க இந்த கட்டம் இந்த ஆர்டரில் தான் வரணும் இந்த ஆர்டர் என்றைக்குமே மாறக்கூடாது அப்படின்னு எழுதி பார்த்துக்குங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னுமே நான் தெளிவாக விளக்குறேன் இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு என்னென்னா நட்சத்திரங்கள் ராசி இந்த நட்சத்திரங்களின் தன்மை என்ன ராசியின் தன்மை என்ன இதெல்லாமே உங்களுக்கு போக போக விளக்குறேன் சரிங்களா நூற்றி எட்டு பாதங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இதை வைத்து பலன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம அடுத்து வரும் பாடங்களில் பார்க்கலாம் எப் என்றைக்குமே அடிப்படையை தான் முக்கியம் சரிங்களா ஆரம்பத்தில் பார்த்தோன்னே கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் இல்லை புரியாமல் இருக்கலாம் சரிங்களா அதாவது நிதானமே வெற்றிக்கு முதற்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில் சில தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும் சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் அதையே நீங்கள் முயற்சி செய்ய முயற்சி செய்ய அதுவே உங்களுக்கு பழக்கமாகிடும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்